இரேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே தமிழக திரு அவை பல்வேறு மறைபிறப்பு பணியாளர்களை கண்டிருக்கிறது புனித தோமையார் புனித பிரான்சிஸ்கு சவேரியார் புனித அருளானந்தர் அருள்தந்தை ராபர்ட் தே நோபிலி அருள்தந்தை வீரமாமணிவர் போன்ற எண்ணற்ற இயேசு சபை துறவிகள் தமிழ் மண்ணிலே அளப்பரிய பணியை ஆற்றிருக்கின்றார்கள் அந்த வகையில் மற்றொரு அருள் பணியாளர் இருக்கின்றார் அவர்தான் அருள் தந்தை எஃப்ரம் தி நெவர் அவர்கள் இவர் பிரெஞ்சு கப்புச்சின் குரு ஆவார் இவர் ஏறக்குறைய ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் நமது தமிழகத்தின் தலைநகரான சென்னையிலே அதுவும் நமது தமிழக சட்டப்பேரவை அமைந்திருக்கக்கூடிய இந்த ஜார்ஜ் கோட்டைக்குள் தான் அவர் தனது ஐம்பத்தி மூன்று ஆண்டுகால ஆன்மீக பணியை மறைமறுப்பு பணியை மேற்கொண்டார் நாமக்கல் கவிஞர் மாளிகை என்று சொல்லப்படுகின்ற தமிழக தலைமைச் செயலகம் அமைந்திருக்கக்கூடிய இடத்தில்தான் அவர் சென்னை மாநகரின் முதல் ஆலயத்தை ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டிலே புனித அந்திரியாவுக்கு அர்ப்பணித்தார் ஆயிரத்தி அறுநூற்றி ஏழாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டிலே பிறந்த அருள் தந்தை ஏஃப்ரம் த நெவர் அவர்கள் மறைபரப்பு பணியில் மீது கொண்ட ஆர்வத்தால் கப்புச்சின் சபையிலே சேர்ந்து முதலில் அரேபிய நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் லெபனான் சிரியா ஈரான் ஈராக் துருக்கி ஆகிய பகுதிகளிலே மிகச் சிறப்பாக பணியாற்றினார் அவரது பணிகளால் கவரப்பட்ட கப்போச்சின் சபையின் தலைவர்கள் அவரை தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய பர்மாவிற்கு இன்று மியான்மாருக்கு அனுப்பி வைத்தனர் மியான்மாருக்கு செல்லும் வழியிலே ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பதாம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்து சேர்ந்தார் சூரத் நகருக்கு வந்து சேர்ந்தார் அங்கு ஒரு சில ஆண்டுகள் அங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் கப்புச்சின் சபையின் முதல் இல்லமாகிய அந்த இல்லத்திலே தங்கி உதவி செய்துவிட்டு பிறகு கால்நடையாகவும் கப்பர் பயணமாகவும் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை எட்டாம் நாள் சென்னை மாநகருக்கு வந்து சேர்ந்தார் சென்னை மாநகரிலிருந்து அடிக்கடி கப்பல்கள் ரங்கோனுக்கு இயக்கப்பட்டன ஆகவே வெகுமானத்திற்கு செல்வதற்காகத்தான் அவருக்கு வந்தார் அவரது ஆன்மீக பணியை கண்ட பிரிட்டிஷ்காரர்கள் அதாவது பிரிவினை சபை சகோதரர்கள் அங்கே இருக்கக்கூடிய கத்தோலிக்கர்களுக்கு பணியாற்றுவதற்காக அங்கேயே தங்கி இறைப்பணி செய்ய அவரை கட்டாயப்படுத்தினார்கள் அவ்வாறு தான் அவர் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை எட்டாம் நாள் முதல் கிறிஸ்தவ மறைபணி தளத்தை சென்னை மாநகரில் உருவாக்கினார் அவர் வருவதற்கு முன்பாகவே மயிலாப்பூர் தனி மறைமாவட்டமாக இருந்தது அதை போர்த்துகீசிய குருக்கள் கண்காணித்து வந்தார்கள் ஆகவே தான் பெண் நாட்களில் இது இரண்டு சென்னையும் மயிலாப்பூரும் என்று இணைக்கப்பட்டு சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் என்ற பெயரை பெற்றது இந்த இரண்டு பேர்களும் இருப்பதற்கு இரண்டு விதமான பாரம்பரியங்கள் இருக்கின்றன சென்னை பாரம்பரியம் கப்புச்சின் துறவிகளால் ஆனது பிரெஞ்சு கப்புச்சின் துறவிகள் இருநூறு ஆண்டுகள் இந்த மாணவர்களை பணி செய்தார்கள் எஃப்ரம் த தனேவர் அவர்கள்தான் அதற்கான அடித்தளத்தை விட்டார் இந்தியாவிலே நாம் மிகவும் கொண்டாடுகின்ற ஆங்கில கல்வியை முதலில் அறிமுகப்படுத்தியவர் அவர்தான் அது வியாபார நோக்கோடு அறிமுகப்படுத்தப்படவில்லை மாறாக அங்கே இருக்கக்கூடிய ஆங்கில மொழி பேசும் மாணாக்களுக்காக அது அறிமுகப்படுத்தப்பட்டது நான்கு விதமான பள்ளிகளை அவர் அன்றைய காலத்தில் நடத்தி வந்தார் ஒன்று ஆங்கில பள்ளி போர்ச்சுகீசிய பள்ளி கிறிஸ்தவர்களான தமிழர்களுக்கு ஒரு பள்ளி தமிழர்களுக்கென்று ஒரு பள்ளி என்று நான்கு விதமான பள்ளிக்கூடங்களை மிகுந்த ஒரு பரந்த மனப்பான்மையோடு தந்தை அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார் மேலுமாக அவர் இன்று இருக்கக்கூடிய பாரிஸ் கார்னில் இருக்கக்கூடிய அந்தோனியார் திருத்தலம் என்று மக்களால் அறியப்படுகின்ற அந்த ஆலயத்தை தனது கரங்களால் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அவரே நிறுவினார் அது புதிய கிறிஸ்தவர்களுக்காக நிறுவினார் இவ்வாறு அவரது பணி போர்த்துகீசிய கத்தோலிகளுக்கு மட்டுமில்லாமல் அவரால் ஈர்க்கப்பட்ட புதிய கிறிஸ்தவர்களுக்கும் தன் பணி மிகச் சிறப்பாக ஆற்றினார் ஆகவேதான் வட சென்னை முழுவதும் கப்புச்சி மறைப்பணி தினம் விரிவுபடுத்தப்பட்டது புதுப்பேட்டை வண்ணாரப்பேட்டை ராயபுரம் ராயப்பேட்டை மேக்கிஸ் கார்டன் இன்னும் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு ஆந்திரா பார்டர் நோக்கியுள்ள பல பகுதிகளுக்கும் அவர் நற்செய்தியை அறிவித்தார்கள் தந்தை ஜான் தந்தை எஃப்ரம் நேவரால் உருவாக்கப்பட்ட இந்த மறைப்பணித்தலம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்கு வரை கப்புச்சின் துறவிகளால் கண்காணிக்கப்பட்டு பிறகு ஐரிஷ் துறவிகளில் ஒப்படைக்கப்பட்டது இவ்வாறு ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் சென்னை மாநகரிலே தமிழ் மண்ணிலே அளப்பரிய பணி ஆற்றிய தந்தை எஃப்ரந்து நேவர் மறக்கப்பட்டிருக்கிறார் அவர் புனித பிரான்சிஸ் சவிரியாருக்கு நிகராக கொண்டாடப்பட வேண்டியவர் ஆகவே நினைவு கூறுவோம் நமது தமிழகத்தின் தலைநகரிலே நமது தமிழகத்தினுடைய அந்த தலைமை பீடத்திலே சட்டப்பேரவை இருக்கக்கூடிய இடத்தில்தான் அவரது கல்லறை அமைந்திருக்கிறது அவரது கல்லறையின் மீது தான் நாமக்கல் கவிஞர் மாளிகை கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது இவ்வாறு நீண்ட பாரம்பரியமும் ஆசிரியரும் கொண்ட இந்த தந்தையை நாம் நினைவு கூறுவோம் இவரை பற்றி நாம் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்வோம் வருகின்ற காலங்களில் தந்தை அந்தோனி தாஸ் மூலமாக மேலும் சில வீடியோக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் நன்றி